வணக்கம் படித்தேன் வாழ்க்கை வெற்றி பாதையை பிடித்தேன் இந்த ஒரு தலைப்பை வச்சு தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நடக்க ஒரு காட்சி அமைப்பு ஸோ ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறது அடுத்த வாழ்க்கையில் இப்படிக்கு நம்ம பாதையை நோக்கி செய்ய வெற்றி பாதையை நோக்கி போகிறது அப்படின்றத பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அவன் அவனோட நண்பன் வந்து ஒரு புத்தகத்தை கற்பனை கொடுத்துருக்காரு அந்த புத்தகத்தில் அது வந்து ஒரு சுயசரிதை இவரின் சுயசரிதை அதான் அந்த புத்தகத்தோட பேர் ஸோ அந்த புத்தகத்தை அவன் படிக்க ஆரம்பித்தான் படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த நபர் அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சின்ன அடிப்பட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து மேலே வந்தவர் அவரை பற்றி படிக்கலாம் சரிங்களா அதில் வந்து அவரோட பள்ளி பருவம் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் கிராமமும் இல்லை நகரமும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின் ஒரு ந ஒரு சின்ன ஒரு சிறு நகரம்னு சொல்லலாம் அந்த நகரத்தில் அந்த கிராமம் இருந்தால் ஒன்றுமே தெரியாமல் ஒரு வட்டத்துலேயே இருந்து போயிடலாம் நகரமாக இருந்தால் எல்லா விஷயமும் கற்றுட்டு மேலே போகலாம் நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கலாம் மதுமல் போனேன் இந்த பக்கம் போடுறான் அந்த பக்கம் போடுறான் தெரியல அவனோட குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அவன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன பள்ளியில் படிக்கிறான் படிக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிக்கிறான் சரியான சாப்பாடு இல்லை எனக்கு வந்து ஒன்று கொடுத்த உடை இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பிட்ருக்கான் அதெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு வந்து அது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பொருட்டாக தெரியல அவனோட பாதி அடுத்த கட்டத்துக்கு நகருது அவன் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது அவனே வந்து என்ன பண்ணிட்டான்னா தன் நண்பர்களோட சேர்ந்து தவறுகளை தட்டிக்கிட்டு இருக்கான் மீனிங் என்னென்னா அவனுடைய ஆசிரியர்கள் லேட்டாக வந்துட்டு ஐ மீன் காலதாமதமாக வந்துட்டு சீக்கிரமாக வந்தால் கையெழுத்து வந்து இந்த லெஜர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதிவேட்டில் இருக்கும் இதை பார்த்த பையன் இவங்க வந்து தலை அந்த பள்ளியினோட தலைவனாக இருக்கிறதுனால நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா ஒரு கடிதாசம் மொட்டை கடிதாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எழுதி போட்டு நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களை வந்து நாங்கள் வந்து மே மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சாவது வயசு அஞ்சு வயசுலேயே அஞ்சாவது படிக்கும்போதே அவங்க வந்து அவ்வளோ ஒரு தைரியமாக இருந்த பையன் அப்படியே அவன் அதிலிருந்து அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவன் வந்து மேல்நிலை பண்ணி போகிறான் உயர்நிலை பண்ணி போகிறான் எல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கும்போது நல்ல ம மதிப்பெண் எடுத்து படிக்க மடி வாய்ப்பு இல்லை மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு அந்த மூணு வருஷமும் அவன் படிக்க வேண்டியதை பொருளாக அவனே வந்து பகுதி நேரமாக வந்து மதியம் ரெண்டு மணிலேருந்து வந்து இரவு பத்து மணி வரைக்கும் வேலை செஞ்சு அவனோட பாதையை அவனே தேர்ந்தெடுத்துக்கிறான் அவனே படிக்கிறான் அவனோட காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே அவனே கட்டிக்கிறான் அப்படி முடிஞ்சிச்சு தான் அவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்சிஏ போய் சேர்றான் எம்சிஏ ஏன் சேர்றான் அவனோட ஆசை வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் அவனுக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை சரி நான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனடியாக பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறான் யோசித்த உடனே அவன் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறான்னா எம்சிஏ படித்தா நம்ம உடனே வந்து ஒரு மேல் இடத்துல வேலைக்கு போயிடலாம் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் எம்சிஏ படிக்கிறதுக்கு போகிறான் அந்த நேரத்தில் அவன் வந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறான் அவன் தான் பின்னாடி அவனோட வாழ்க்கை துணையாக வரான் அவள் அந்த க அந்த ஒரு பகுதி பின்னாடி பார்ப்போம் ஸோ எம்சிஏ முடிக்கிறான் முடிக்கும்போது எம்சிஏ படிக்கும்போது காலேஜ் போயிட்டு பகுதி நேரமாக வேலை செய்கிறான் வேலை செஞ்சு அவனோட காலேஜ் ஃபீஸ் அவனே கட்டுறான் பேங்க் லோன் கிடைக்கலான்னு கலெக்டர்கிட்ட மனு எழுதுகிறான் முதலமைச்சருக்கு மனு எழுதுறான் பேங்க் லோன் ஏன்னா அவனுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லை அவனுக்கு வந்து பணமும் இல்லை ஒரு வழியாக லோன்லாம் எடுத்து படித்து அவனை முடிச்சிட்டான் முடிச்சுட்டு அவனோட சொந்த காலையில் நின்று அந்த பெண்ணை சந்தித்த பெண்ணோட துணையால் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல அந்த டைமில் அவன் இப்போ படித்து முடிச்சு வளர்ந்த ரெசிஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் அவனுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருக்கு ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவனோட துணைவியை அவனுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அதை வச்சுட்டு மேலே வரான் எம்சிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிறான் எம்சிஏ முடிச்சிருந்து ஒரு இரண்டு வருடம் அவனுக்கு வேலை இல்லை இந்த நேரத்தில் அவனோட துணைவி வந்து அவனோட உதவி பண்ணுறாங்க பண்ணி முடிச்சதும் அதை வச்சு அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்புறமா அயல் நாட்டில் போய் செட்டில் ஆகும் அயல் நாட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு தன் இந்தியாவில் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் கொண்டு வரணும் இலவசமாக கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் பிறகு அவன் செஞ்சது அவன் நினச்சதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அவன் நினைத்த அனைத்தையும் செஞ்சு முடிக்கிறான் இயற்கை விவசாயம் பண்ணுறான் விவசாயிகளுக்கு வந்து அனைத்து தேவையான விதையும் செய்கிறான் சிலருக்கு செக்யூரிட்டி கையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் செஞ்சு விவசாய கடனும் வாங்கி கொடுக்குறான் அது அது மட்டும் இல்லாமல் இலவச கல்விக்காக சில பள்ளிகளும் சில கல்லூரிகளும் நிறுவனம் அதிகபட்சம் அதில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு படிப்பு இலவசமாக கொடுக்குறான் அவன் என்ன நினச்சானோ அதை செப்பனே செஞ்சுட்டான் ஸோ வாழ்க்கையில் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை இந்த புக்கை படித்த பிறம் அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த பையன் திசை இல்லாமல் இருந்த பையன் ஏதோ ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஒரு வழி வரும் அப்படின்னு நினச்சி தன் பாதையை மாற்றிக்கிறேன் இதுதான் அந்த புத்தகம் இன்னும் வெளிவரல ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபது இன்னும் பதினஞ்சு வருஷத்தில் அந்த புத்தகம் வெளிவரும் வரும் அந்த புத்தகத்தில் சொன்ன மொத்த கதையும் என்னுடைய சொந்த கதை நான் கண்டிப்பாக ஒரு சுயசதி எழுதுவேன் அந்த புத்தகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு இளைஞன் படிப்பான் ஒரு இளைஞன் குறைந்தது ஒரு இளைஞனாவது படிப்பான் படித்து அவனோட வாழ்க்கையை மாற்றுவான் கண்டிப்பாக நடக்கும் இது என்னோட சுயேட்சை நான் எழுதுவேன் நான் பாலசுமன் கணபதி பிறந்தது காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிறது சிக்காகோ அமெரிக்காவில் இன்னும் பத்து வருஷத்தில் நான் அமெரிக்கா விட்டு வெளியே வருவோம் வந்துட்டு நான் நினச்சேன் அதே இயற்கை விவசாயம் இலவச கல்வி இதெல்லாம் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நன்றி